மதுரை வாடிப்பட்டி அருகே கொடுத்த பணத்தை திருப்பி தராத ஆத்திரத்தில் கள்ளக்காதலியின் கொலை செய்யப்பட்டுள்ளார் சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி குப்பையில் வீசிய பரபரப்பு சம்பவத்தில் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள செம்மினிப்பட்டி பகுதியில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன் அழுகிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டது அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற அடையாளம் தெரியாமல் போலீசார் தவித்து வந்தனர் இந்த நிலையில் போலீசாரின் துரித விசாரணையில் இறந்த பெண் வாடிப்பட்டி அருகே உள்ள சி புதூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பது வந்தது இறந்த தமிழ்ச்செல்வியின் கணவர் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் அதன் பிறகு தமிழ்ச்செல்விக்கு வீடு கட்டுவதற்காக எண்பதாயிரம் ரூபாய் வாடிப்பட்டியை சேர்ந்த மைச்செட் ஆபரேட்டராக பணிபுரியும் லட்சுமணன் என்பவரிடம் கடனாக பெற்றுள்ளார் அதன் பின் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளகாதலாக மாறியுள்ளது அடிக்கடி இருவரும் தனிமையில் காட்டுப்பகுதிக்குள் சென்று உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கொடுத்த பணத்தை தமிழ்ச்செல்வியிடம் திருப்பி கேட்டு வந்துள்ளார் லட்சுமணன் ஆனால் தமிழ்ச்செல்வியோ பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த லட்சுமணன் தமிழ்ச்செல்வியை வழக்கம் போல் காட்டு பகுதிக்கு வரவழைத்துள்ளார் அங்கு இருவரும் உல்லாசம் அனுபவித்தனர் அப்போது மீண்டும் தமிழ்ச்செல்வியிடம் லட்சுமணன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டது பின்னர் ஆத்திரமடைந்த லட்சுமணன் தமிழ்ச்செல்வியை கழுத்தை நெறித்து கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சென்றது தெரிய வந்தது லட்சுமணனை அடிப்பட்டி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்